ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி இட்லிக்கு சுவையான முட்டை குருமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் சட்னி சாம்பார் மிளகாப்பொடி பார்த்துருப்பீங்க முட்டை குருமா வித்தியாசமாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வீடியோ கூட போகலாம் இது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முட்டை எடுத்துங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வந்து நறுக்கிடுங்க ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு வச்சுங்க இது தாளிக்கிறதுக்காக அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வச்சுங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுங்க அடுத்தது ஒரு தேவையான அளவு உப்பு வச்சுங்க அதை தவிர வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன மூடி இருந்தால் போகிறோம் அரை மூடி தேங்காய் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு கால்லேருந்து அரை டீஸ்பூன் சோம்பு இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுங்க அடுத்தது ஸ்டவ்வில் கடாயை வச்சுருங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் அல்லது வனஸ்பதி டால்டா அது உங்கள் சௌகரியம் இது ஒன்றா விடலாம் போட்டு அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் தாளிக்கிறதுக்கு வச்சுங்களா லவங்கம் பட்டை சோம்பு அதை போட்டு எண்ணெயில் தாளிச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கிடுங்க வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போடுங்க ஏன்னா அந்த பச்சை வாடை இருக்கும் லேசாக வதங்கட்டும் வெங்காயம் வேகணும் அப்படி தான் வேகணும் போட்டுங்க இப்போது தக்காளி போடுங்க ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் லேசாக வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டாது தக்காளி தேவைப்பட்டன்னு கூட நீங்கள் பொடியாக போட்டுக்கலாம் அது உங்கள் சௌகரியம் பொறுத்தது இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லேசாக கலக்கி விடுங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க வாடையும் போகணும் நல்லது கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கலக்கி விடுங்க தேவைப்பட அளவு உப்பு போடுங்க இப்போது லேசாக கலரை விட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பாருங்கள் மிக்சியில் அந்த விழுது அது போட்டுருங்க இப்போ அது போட்டு அதையும் சேர்த்து கலக்கி விடுங்க தண்ணி வந்து உங்கள் தேவையை பொறுத்து பார்த்து ஊற்றிங்க ஒன்று அல்லது ஒன்றரை டம்ளர் தண்ணி விடுங்க ரொம்ப தண்ணி ஆகிட வேண்டாம் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் ஒரு மீடியமாக பார்த்துங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஆறு டம்ளர் தண்ணி சேர்க்கலாம் சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டே வாங்க இதை நல்லா கலரை விடுங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க சேர்த்துட்டு இந்த கிளவையை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் கொதிக்க விடுங்க மூடி போட்டு கொதிக்க வைங்க ஒரு பத்து நிமிஷத்தை பொறுத்து பாருங்கள் பத்து நிமிஷம் பொறுத்து இந்த மாதிரி இருக்குது நல்லா கொதி வந்திருக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் முட்டையை உடச்சி போடலாம் அதில் முட்டையை வந்து உடச்சி பீட் பண்ணால் அப்படியே போட்டது நல்லது பீட் பண்ணி போட்டால் ரொம்ப பொடி பொடி பொடியாக இருக்கிறதே தெரியாது நீங்கள் உடச்சி போடும்போது கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இருக்கும் பார்க்குறது நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டையை தட்டி போடுங்க ஒன்று இல்லை ரெண்டு அது உங்கள் சௌகரியம் பொறுத்து இது இட்லி ரொம்ப சூப்பர் மேட்சிங்காக இருக்கும் அது இந்த சைஸ் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது சேர்க்க உடனே போட்ட உடனே கலரி விடுங்க இல்லை கட்டி ஆகிடும் முட்டை உடனே கட்டி ஆகிடும் லேசாக கலரி விடுங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க மூடி வச்சு கொடுக்கணும் அப்படியே கொதிக்கலாம் தப்பு இல்லை ரெண்டு நிமிஷம் போட்டு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் போகிறோம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துங்க தேவையான அளவு கொதிக்க வைங்க இது நீங்கள் செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா நாங்கள் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும் இது போகிற இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ